ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டேலி அட் ஃபார்மசி ஃபார்மசியில் இந்த டேலியை எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு அட்ராக்டிவான பில் காப்பி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி யூஸிங் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை இன்வாய்ஸ் நம்ம எப்படி ரைஸ் பண்ண போகிறோம் அந்த ரைஸ் பண்ணும்போது ஒரு ஆடான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஆடான் மூலயமா நமக்கு என்ன மாதிரியான ஒரு அட்ராக்டிவ் ரிசிப்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ um, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டேலிக்கு போவோம் டேலியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எப்போதும் போல் ஒரு நியூவாக ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ட்ரிபிள் எஸ் ஃபார்மசி ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் பில் க்ரியேட் பண்ண போகிறனால என்ன பண்ண போகிறோம் ப்ராப்பராக இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் நான் அட்ரஸ்லாம் ப்ராப்பராக நான் டைப் பண்ண போகிறேன் phone number so email address so இதில் என்ட்ரு பண்ணியாச்சு ஸோ நேராக என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிப்போம் ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஸோ எக்ஸ்பிரி இப்போ நம்ம மெடிசனில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் எக்ஸ்பிரி டேட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி என்ட்ரு பண்ண போகிறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து வீடியோஸில் எக்ஸ்பிரி டேட்னு தனியாக வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஸோ இது நான் ஜிஎஸ்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் வந்து பார்க்காதவங்க நான் ஜிஎஸ்டி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன் அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நேராக அக்கௌண்டிங் வவுச்சர் நேராக அக்கௌண்டிங் வவுச்சரை போயிடுவோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் ஒரு ஆடான் என்ன பண்ண போகிறேன் ஆடான் பண்ண போகிறேன் ஒரு பில் ஃபார்மேட்டை ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா control alt T so use பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிஎல் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணுறதுக்கு எஃப் ஃபோரை ப்ரெஸ் பண்ணுங்கள் எஃப் ஃபோரை ப்ரெஸ் பண்ணிட்டு load TDL file on start அப்னுங்கிற எஸ் கொடுங்க இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய ஃபைல்ஸ் உள்ள அந்த பாத்தை எங்கே காப்பி பண்ணணும் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னோடய பாத் எங்கே இருக்குன்னா எஃப் கோலனில் ஆடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன் அந்த ஆடானில் ஃபார்மசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருக்கேன் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன் ப்ராப்பர்ட்டி போகிறேன் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு இந்த இதில் வந்து லொக்கேஷன் மட்டும்தான் காமிக்கும் நமக்கு செக்யூரிட்டியில் போனோம் அப்படின்னா நமக்கு அதோடைய ஃபுல் பாத்தும் கிடைக்கும் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோவை கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட்டு வி யூஸ் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட்டு என்ற தட்டுறேன் சேவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் வந்து ஒரு பில்லிங் ஃபார்மேட் வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது இங்கே டிடிஎல் ஒன் ஆஃப் ஒன் லோடுன்னு வருது பாருங்கள் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நேராக என்ன பண்ணணும் நம்ம அக்கௌண்டிங் வச்சில் போயிட்டு எப்போதும் போல் பர்ச்சேஸ் போகிறோம் பர்ச்சேஸில் என்ன பண்ணுறேன் நான் ஒரு சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஆர்ஆர் அண்ட் கோன் வச்சுப்போம் அவர் கிரெடிட் ஆர் என்ன சப்ளையர் எல்லோரும் கிரெடிட் ஆர் கீழே தான் க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று போட்டுப்போம் இந்த இடத்துல ஒரு purchase ledger purchase purchase account GST applicable yes purchasable tax இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது டுவெல் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் இருக்குது நம்ம எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸஸ் உள்ளதை பார்ப்போம் இப்போ ஹியூமன் பிளட்லாம் நம்ம டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் பை ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்ஸே கிடையாது அந்த மாதிரி நிறையா ஸ்லாட்ஸ் இருக்குது பேண்டேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் தான் டேக்ஸஸ்ஸு இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நேம் ஆஃப் ஐட்டமில் ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேரசிட்டோமல் டேப்லெட்டை போட்டுப்போம் பேரசிட்டோமல் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியலையே சரி ஓகே குத்து எப்போ அடிப்போம் அண்டரில் என்ன பண்ணுறேன் இங்கே யூனிட் யூஸ் பண்ணுறேன் நம்பர்ஸ் நம்பர் ஸோ இதில் நம்ம நம்ம இந்த பில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஒன்று அதாவது என்னென்னா எம்ஆர்பி டீட்டெயில் வருது ஸோ எம்ஆர்பி டீட்டெயிலை நம்ம வந்து எனேபிள் பண்ணால் ஜஸ்ட் எஃப் டோவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கன்னா allow MRP for stock items அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு எஸ் கொடுத்துங்க எஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே டேலி ஜிஎஸ்டி அப்ளிகபிள் எஸ் இங்கே என்ன பண்ணுறோம் ஆன் வேல்யூ இங்கே டேக்ஸபிள் டேக்ஸபிள் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் ஹச்சசன்ஸ் கோடு வந்து நம்ம சூஸ் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுங்கள் டேக்ஸ் ரேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு பாருங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் ஹச்சசன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பேராசிட்டோமல் அதுக்கு எவ்வளோ டேப்லெட்ஸ்னு போட்டுப்போம் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸுக்கு வந்து three double zero three nine zero வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஹச்சசன் கோடு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போ போ கோடு வந்து மாறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக ஹச்எஸ்னு கூட எனக்கு தெரில நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன் so total taxes eighteen percentage integrated taxes interstate tax integrated taxes பன்னெண்டு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டுட்டேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அதோடய விலை ஒரு டேப்லெட்டோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறேன் MRP allow MRP modified on voucher வவுச்சரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் பண்ணும்போதும் மாடிஃபை பண்ணணுமா no consider MRP call slab rate no இந்த இடத்துட்டு அதோட விலை மூன்றுரூவா போடுறேன் சேவ் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஒரு நூறு டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணுறதா வச்சுப்போம் ஒன்றுத்தோட விலை மூணு ரெண்டு ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஆனால் எம்ஆர்பி அதோட விலை மூணு ரூபா so to C CGST central duties and tax GST central tax so இது எல்லாமே ஏற்கனவே நான் வந்து ஜிஎஸ்டி பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டனால நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடகடன்னு உங்களுக்கு போட்டு வரேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் இதெல்லாம் புரியும் உங்களுக்கு ஸோ இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செல் செட் பண்ணிட்டேன் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இதை சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த பொருளை வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் இப்போது இப்போ ஃபார்மசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொன்று நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னா um, இதில் முக்கியமான ஒன்று இப்போ எங்கே போகிறேன் நான் நான் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு invent info stock items alter போகிறேன் பாரசி பேராசிட்டமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸ்பிரி டேட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இது எஃப் லெவனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் maintain batch wise details expiry dates கொடுத்துட்றேன் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன் இந்த இடத்துல நம்ம maintain batch wise details கொடுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் எஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பிரி டேட்டுன்னு ரெண்டு டேட் இருக்கும் நான் எக்ஸ்பிரி டேட் மட்டும் என்ட்ரு பண்ணுற மாதிரி நான் எஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ ஏன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கண்டிப்பாக அந்த பொருளோட எக்ஸ்பிரி டேட்டு கண்டிப்பாக நம்ம காமிக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம அக்கௌண்டிங் டே புக்கில் போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம் ஏற்கனவே நான் போட்ட என்ட்ரியே நான் என்ன பண்ண போகிறேன் நான் சம் மாடிஃபை பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்பிரி டேட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் ஆட் பண்ண போகிறேன் நியூ பேட்சஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் ஒரு இப்போ பேராசிட்டமால்னு வச்சுப்போலாம் அதுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பேட்சஸோட உள்ள ஒரு இதை எடுத்துக்கிறேன் நான் வச்சுருக்கேன் நான் இமேஜ் வச்சுருக்கேன் ஸோ அந்த பேட்சஸை நான் என்ன பண்ண போகிறேன் இதில் என்ட்ரு பண்ண போகிறேன் டெஸ்க்டாப் டேலி மெடிக் இது இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ்ஸு இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பேட்ச் வைஸ் டீட்டெயில் இருக்குது பேட்ச் நம்பர் இருக்குது அப்புறம் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பிரி டேட் இருக்குது ஸோ இந்த பேட்ச் நம்பர் நாங்கள் கொடுக்குறேன் ஸோ இந்த பேட்ச் நம்பர் என்ன அப்படின்னா four one nine four one nine hyphen seven nine seven so இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா பத்து இருபத்தி ஒன்று zero one ten two thousand twenty one sir so இப்போ என்ன அப்புறம் நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது டென் டேப்லெட்ஸ் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நான் எதாவது சேல்ஸ் பண்ண போகிறேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்போதும் போல் நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டு இதில் சேல்ஸ் போகிறேன் சேல்ஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் கேஷ் சூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் இந்த யார் வந்து நம்மகிட்ட பையர் இருக்காங்களோ அவங்களுடைய முழு நேமும் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு sales sales account applicable as sales taxable eighteen percent goods save பண்ணுறேன் இப்போது இதை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு ஒன்று நம்ம இன்கேஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுங்கிற காலம் இங்கே ஷோ ஆகணும் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஆட் ஆன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா அதுக்கான ஆட் ஆன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பில்லு வந்து நமக்கு அந்த மாடலில் பில் ஜென்ரேட் ஆகிற மாதிரி வரணும் இப்போ நார்மலாக எப்படி நமக்கு பில் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஆட் ஆன் பார்ப்போம் ஸோ எஃப் லெவனை ப்ரெஸ் பண்ணுறேன் எஃப் லெவனை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் நான் எஃப் டூ இன்வென்ட்ரிக்கு போயிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு இன் தனி இன்வாய்ஸ் காலம் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு சேல்ஸ் போகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் ஒரு டென் டேப்லெட்ஸ் விற்க போகிறேன் த்ரீ ருபீஸ் எம்ஆர்பி விற்க போகிறேன் டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுறேன் நான் ஒரு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சேல்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இதை சேவ் பண்ணுறேன் இப்போது display day book sales so இதோடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பில்லுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில் டைப்பு இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் சேல்ஸ் வச்சர் மூலயமா நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ட்டு பி கொடுத்தேன் ஸோ இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பில் இன்வாய்ஸ் வேணும் ஸோ இதை மாதிரி எனக்கு வேணாம் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அப்போ நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஆட் ஆன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஆடை நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் account informations ledger sorry voucher type alter sales சேல்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன் நம்ம அந்த ஆடானை க்ரியேட் பண்ணோம்னா அடிஷ்னலாக நமக்கு இந்த பிரிண்ட் ஜிஎஸ்டி ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் திரும்ப டிஸ்பிளேயில் போயிட்டு டே புக் போயிட்டு நான் ஏற்கனவே போட்ட சேல்ஸை என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ ஆல்ட்டு பி நமக்கு அந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு print format select printer so நான் பிடிஎஃப்பை சூஸ் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப்பை சூஸ் பண்ணிவிட்டு இதை லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு bill copy GST invoice SS pharmacy இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பேர் ஃபார்ம் என்ன paracetamol tablet batch number expiry date HSN code எத்தனை குவான்டிட்டி வாங்குகிறாங்க MRP rate discount gross amount GST எவ்வளோ அப்புறம் ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டோட்டல் காஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்என் கோடு இருக்குது டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ இருக்குது central tax state tax total இந்த இடத்துல நமக்கு பில்லு கரண்ட் இன்வாய்ஸோடைய பில்லு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக நமக்கு இங்கே வருது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து நம்ம ஃபார்மஸியில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம் பிரிண்ட்டு கொடுக்குறேன் நான் என்னென்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன் நான் இந்த ஃபைலை என்னுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ண போகிறேன் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஃபார்மசி இப்போ எப்படி இருக்குது பார்ப்போம் இந்த பில் காப்பி நமக்கு இன்கேஸ் பிரிண்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த பில் காப்பி அப்படின்னு பார்ப்போம் ஸோ நமக்கு பில் காப்பி இதை மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கே கஸ்டமர் சிக்னேச்சர்ஸ் இன்கேஸ் ஒன்றா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் உள்ள ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர்ஸ் ஸோ இதை மாதிரி நம்ம பில் காப்பி க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஆடான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆடானையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஆடானை க்ரியேட் பண்ணலாம் ஸ்டெப் பை இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த இடத்துல நான் ஷார்ட்கட் கீ சொல்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல விஷுவலாக காமிக்கலை ஸோ அப்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் உடனுக்குடன் கேளுங்க நான் இமீடியட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்